வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் ஒரு தலை சிறந்த பெற்றோராக இருப்பது எப்படி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோங்க முதல்ல ஒரு சின்ன கதை ஒரு பத்து வயசு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோட அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க விளையாடப்போ ஆனால் கரெக்டாக அரை மணி நேரத்தில் நீ வந்துடணும் வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்றாங்க அம்மா அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகிறாங்க விளையாட போன பொண்ணு வந்துட்டாங்க கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க தன்னோட அம்மா கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரை மணி நேரத்தில் நான் வந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் இப்போ படிக்க போகிறேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பாடம் சொல்லித்தாங்க அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் இட வரேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்தீங்க இங்கே உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டேன் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னாங்க இந்த கதையில் தலை சிறந்த பெற்றோர் ஆவது எப்படின்றதற்கான கருத்துக்கள் இருக்குங்க அதாவது ஒரு பெற்றோராக நீங்கள் சொல்லுகின்ற பல விஷயங்களை உங்கள் பசங்க செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் செய்கின்ற பல விஷயங்களை அவங்களும் செய்வாங்க எனவே ஒரு தலை சிறந்த பெற்றோராக இருக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு சொல்கிறத குறைச்சிட்டு உங்களின் செயல்கள் பலவற்றை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் நீங்கள் பெற்றோர் ஆகியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒரு பொக்கிஷம் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதம் இது வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணலை இனிமே சரி செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதற்குத்தான் உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள் உங்களை சரி செய்து அவங்களும் சரியான முறையில் வாழ்வதற்கு தான் அவங்க வந்திருக்காங்க எனவே உங்களின் பல தவறுகளை சரி செய்யுங்க உங்களை பார்த்து தான் அவங்க வளருவாங்க நீங்கள் சொல்கிறத பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் உங்களின் செயல்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை அவங்க கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உங்களின் குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே உங்களை உங்களின் தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு தலை சிறந்த பெற்றோராக இருப்பீங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க உங்களின் தவறுகளை சரி செய்து நீங்கள் ஒரு தலை சிறந்த பெற்றோராக இருப்பீங்களா பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் நம்முடைய பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க